வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது இன்று நாம் பார்க்க போகிற உண்டு சிம்ம லக்கண ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி மற்றும் சனை பயிற்சி பலன்களுங்க அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்க மாதிரி கோச்சார பயிற்சி பலன்கள் என்பது வந்து வெறும் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பலன் தரும் ஏன்னா நீங்கள் சிம்ம ராசி லக்கணத்தில் பிறண்டிருக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது கோடி பேர் அறுபது கோடி பேர் புரண்டிருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்துவிடுமா கண்டிப்பாக கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி இருந்து அப்படி நடந்தால் பண்ணி யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கோமான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏன்னா எல்லாருமே பல வீடியோ எல்லாருமே போட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள் பாட்டுட்டு ஒரு ஆசை நல்ல காலம் பரண்டுருமா பரண்டுருமா இப்படியே ஒரு மாயையிலே போயிட்டுருக்காங்க உங்களை வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களுக்கும் தனி ஜாதகம் இருக்குது உங்கள் தனி ஜாதகத்துக்கு ஏற்பட அதற்கு பொருந்து தான் வந்து கோச்சார கிரகங்கள் செயல்படும் கோச்சார கிரகங்கள் என்பதை வந்து ஆக்டிவேட் பண்ணும் நீங்கள் பிறந்த நேரத்துக்கும் இப்போ இருக்கிற நேரத்துக்கும் உங்களோட தசா புத்திக்கும் உங்களின் கிரக நிலைமைக்கும் இதை ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா கோச்சார கிரகங்கள் நல்ல இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல வேலை இருந்து கோச்சார கிரகங்கள் தீமையான இடத்துல இருந்தால் ஒன்றும் பண்ணாது அப்படி லைட்டாக ஊசி குத்துற மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து எல்லோருமே பயந்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் எடுத்துக்கூடாது ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இப்போ யூடியூப்பில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதிகமான பாசிட்டிவ் உங்களுக்கு நல்ல காலம் பிறண்டுருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஏங்க பன்னெண்டு ராசிக்கும் பணம் கஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு ராசிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் பிரச்சனை இனிமேலும் உங்களுக்கு நல்ல காலம் பிறன்றோம் இனிமேல் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது யார் சொன்னாலும் அப்படி ஒத்துக்கு ஆமாம் ஆமாங்க இவ்வளோ நாள் பிரச்சனை பிரச்சனைகள் தான் இருந்தேன் இனிமேல் எனக்கு நல்ல காலம் பிறக்கிற மாதிரி இருக்குது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரானாலும் ஒத்துப்பாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் நமக்கு என்ன சொல்லிக்கிறது இந்த காலகட்டத்தில் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரி அவன் ரியூடாக பிஹேவ் பண்ணணும் ஒரு தவறாக பேசியோ இல்லை அடுத்து அடுத்தவங்களை ஏதாவது ஒரு பழி சொல்லியோ அவன் வந்துட்டு ஒரு பல பிரச்சனைகளுக்கு ஏன் உண்டாகணும் அந்த நேரத்தில் ஏன் கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு ஒன்று உருவாக்கிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அது எல்லாமே ஒரு பர்போஸ்ஃபுல் ஏதாவது ஒரு காரணத்துக்காகனா உங்கள் நிலைமைகளை உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து நீங்கள் சில பாடங்களை கற்பித்து கொண்டு இருந்து ஒரு கற்றுக்கணும் இந்த க இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிரகங்கள் அப்படி ஏற்படுத்துது சும்மா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுமே யாருமே இயற்கையை விரும்புவதில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏசியில் மட்டுமே அதிகமாக வாழ்ந்தவங்க ஒருவர் இருப்பாங்க சில பேர் வந்து ஏசியை கூட பார்க்காம ரோட்டில் வெயிலில் இருந்துருப்பாங்க இப்போ இந்த வெயிலில் இருக்கிறவங்க ஏசியை வாழ்கிற நிலைமை ஏற்படும் பொழுதும் ஏசியிலேயே கடைசி வரைக்கும் இருந்தவங்க வெயிலில் ரொம்ப ரோட்டில் இருக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுதும் அவர்களின் வாழ்க்கை முறை சிந்தனை முறை அவர்கள் இந்த உலகத்தையே பார்க்கும் முறையே மாறுபடும் அவங்க அடுத்தது ஃப்யூச்சரை பற்றி தான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கு இப்படி இருக்குது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்துது சரிங்களா அதை உங்களோட தாட் ப்ராசஸ் அதை நீங்கள் எப்படி நீங்கள் கையாளுறீங்க இதை செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு உங்கள் கையிலேயே கொடுக்கப்படுது கிரகங்கள் என்றைக்குமே கட்டுப்படுத்துறது கிடையாது நீ அவனை அடுத்த நான் போய் திட்டு அடுத்த நான் போய் பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறது கிடையாது நீங்கள் உருவாக்குறீங்க ஜோதிடம் இரண்டு சொல்லுறீங்க இரண்டு வகைப்படுது அது ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில அது அனுபவத்தால் தான் புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை மாற்றலாம் சில விஷயங்களை மாற்ற முடியாது இந்த மாற்ற முடியாதுங்கிற விஷயங்களை பல பேர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக தீவிரமாக நம்பிகிட்டு இருக்கீங்க அதை தவறு அப்படி இருந்தால் எல்லா மனிதர்களுமே கிரகங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இருக்கணும் அவங்க எந்த ஒரு நிலைமையில் இருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக போகணும் அப்படி கிடையாது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களாக இன்ட்யூஸ் பண்ணுறோம் சரிங்களாங்க அதாவது நான் ஏன் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் அது மக்களுக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு வீடியோலையும் புரியணும் புரியணும் தெளியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களாக சில விஷயங்களை மாற்ற முடியும் கர்ம வினையை அதை நீங்கள் ஜோதிடரிடம் இரண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவேங்க சரிங்களாங்க சரிங்க இப்போ நம்ம பார்ப்போம் சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஆறாம் இடத்துலையும் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி ஆறாம் இடத்துல இருக்காது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் ஆரம்பித்து விட்டன அது சரிங்களா அடுத்தது வந்து குரு வந்து வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது காலை எட்டு மணி அளவில் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நீசம் அடைகிறார் சரிங்களா அதனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நீசபங்க ராஜயோகம் பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக குருவுக்கு வந்து ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் இருக்குங்க அதாவது இருக்கும் இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒம்பது பார்வையை பார்க்கும் அது பார்வைப்படும் பாவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பாவத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அந்த பாவத்தை வந்து நீங்கள் என்றைக்குமே நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணக்கூடாது ரெண்டோரு ஒரு பாவத்தையும் பாசிட்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா உங்கள் லக்கினட்டுக்கு ஆறாம் பாவத்தில் குரு இருக்கார் அப்போனா ஆறாம் பாவத்தில் குரு நீசம் படிக்கிற சனியோடு சேர்ந்து அப்போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஏப்ரல் மேலே அதீதமான குருவின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஐந்து எட்டுக்குரிய அதிபதி ஆறில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வந்து நீங்கள் விரயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று பூர்வீகத்தில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் மாட்ரேஷன் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ குரு எந்த பாவத்தை பார்க்குறாருங்க ஆறுலேருந்து நல்லா பாருங்கள் குரு வந்து எல்லாம் நீல கலரில் கோடு போட்டிருப்பேன் உங்களுடைய பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் பல பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தொழிலில் சில விஷயங்கள் மாற்றி அமைக்கலாம் மாற்றி அமைச்சா உங்களுக்கு பேர் வருமானு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரும் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து குரு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா குரு பார்க்கும் பாவங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு வெளிக்காட்டும் நீங்கள் நல்லா இதை பண் பண்ணுறீங்க தொழிலில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த டைமில் உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சிடுங்க அதெல்லாம் கவனமாக இருங்க பாசிட்டிவான விஷயங்கள் என்றைக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு டக்குன்னு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் குரூப் பார்க்கலாம் அதாவது விரைய செலவு விரைய செலவுன்னா ஒன்று வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் வீடு சார்ந்த விஷயங்களில் விரைய செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு சில விஷயங்கள் வரும் ஏன்னா ஆறு பன்னிரெண்டு அதிகமாக தொடர்றதுனால கடன் வாங்கி சில மருத்துவ செலவும் வரும் நீங்கள் தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒன்பதாம் பார்ப்பையா குரு வந்து உங்கள் இரண்டாம் பாவத்தை பார்க்குறது இரண்டாம் பாவம்னா என்னங்க உங்கள் குடும்பம் உங்கள் பேச்சு உங்களுக்கு வருமானம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தொழிலில் முதலீடு செய்கிறீங்களோ தொழிலில் வளர்க்குறீங்களோ உங்களுக்கு பணம் சேமிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்களோ பேசியே நீங்கள் வந்து பணத்தை உங்களால் வாங்கும் திறமை இருக்குது தாராளமாக தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு நீங்கள் நினச்சது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டைமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் தொழில் அளவில் தொழில் அளவில் ஆனால் சில பணங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் இலக்க நேரிடும் இழந்துறதுக்கு தான் கிடைக்கும் சேமிப்பும் உருவாகும் ஆறாம் பாவத்தில் இருக்கிறனால அதிகபட்சம் நீங்கள் வந்துட்டு வட்டிக்கோ இல்லை லோனுக்கோ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்குங்க சரிங்களா அடுத்து வந்து சனிப்பயிற்சி ஆறு ஆறு ஏழுக்குரிய சனிப்பயிற்சி வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கார் ஏற்கனவே சனிப்பயிற்சி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் சனியின் பார்வை வந்து ஒரு லக்க உங்கள் ராசி வந்து மூணு ஏழு பத்தாம் மூணு ஏழு பத்து பார்வைகள் வந்து சனிக்கு இருக்குது மூணாம் பார்வையை உங்கள் எட்டாம் பாவத்தை பார்க்காது மூணாம் பார்வையை எட்டாம் பாவத்தில் இருக்குன்னா இது இந்த டைமில் வந்து என்ன ஆகுனா சனி வந்து யாராவது உங்கள் நண்பர்களின் மூலியமாகவோ இல்லை உங்கள் நெருங்கிய உறவினர் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டு பண்ணலாம் சரிங்களா இது நீங்கள் இதை பண்ணுனீங்க இந்த விஷயத்தை இப்படி முயற்சி பண்ணுறீங்க இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உடனே எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது இது வந்து உங்களுக்கு டக்குன்னு கோவப்பட்டு நீங்கள் பேசிடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது மறைமுகமாக சில விஷயம் பண்ணியிருப்பீங்க அது வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கும் இப்படி பண்ணது சொல்லாமட்டிருக்காப்புல இப்படி பண்ணி இப்படி பாட்டிக்கிட்டாப்புல இப்படி தப்பு பண்ணிட்டாப்புல உங்களை குறை கூறும் விஷயங்களை எட்டாம் பாவம் உங்களை குறை கூறும் விஷயங்கள் மருத்துவ செலவு யாருக்கும் தெரியாமல் பண்ணது இதெல்லாம் வெளி பண்ணுறப்போ நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும் ஏன்னா அதில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் பிரச்சனை ஏற்படும் அதில் கடந்து போங்க எட்டாம் பாவை மூணாம் பாவம் அப்புறம் அதுவும் இல்லாமல் பூர்வீக சொட்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அங்கே தாராளமாக கிடைக்கும் ஏன்னா மூணாம் பார்வையாக அப்போ எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு சரிங்களா அடுத்தது வந்து ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா சனியும் குருவும் எந்த பாவத்தை ஒரு சேர பார்க்குறோம் அந்த பாவம் அதிகமாக வேலை செய்யும் ஒன்று நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாடரே ஆல்ட ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு பூர்வீக சொத்து இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விரயங்கள் செய்வதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணலைன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் மருத்துவ செலவோ இல்லை வழக்கு சம்மந்தப்பட்ட செலவோ இருந்தால் அதுவுமே தானாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் திருப்பியும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்தது பத்தாம் பார்வையை உங்கள் மூணாம் பாவத்தை சனி பார்வை செய்கிறேன் மூணாம் பாவம்னா என்னங்க சகோதரம் மூலயமா கடனோ இல்லை சகோதரம் மூலயமா ஏதாவது ஹெல்ப்போ கிடைக்கிறதுக்கான டைமில் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டிங்கு மார்க்கெட்டிங்கு இல்லை குறுகிய பயணம் இல்லை ஒரு ஒரு மீடியேட்டர் ஒரு புரோக்கரேஜ் இதன் இப்படியும் கிடைப்பு இப்படியும் நீங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகமாக நீங்கள் ஈடுபா ஈடுபடுத்துவீங்க உங்களே அறியாமலே ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி வீட்டுக்கு இவ்வளோ பண்ணலாம் இவ்வளோ செலவு பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த வீட்டு விழா இழுக்காது ஏன்னா சனி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இருக்க போகிறாரு ஒவ்வொரு நீண்ட காலம் ஒரு எப்பயுமே இரண்டரை வருடம் இருப்பார் அப்போனா வீட்டு சம்மந்தப்பட்ட செலவுகள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங்கு எல்லாரும் ஒன்று நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு லாங் டேர்மாகவும் உங்களுக்கு வந்து ஒரு புகழுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் சனி எப்போல்லாம் பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையாக ஒரு பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து அதீதமாக நீங்கள் ஆர்வத்தை செலுத்துவீங்க அதீதமாக வந்து அதில் வந்து அக்கறை செலுத்தும் சூழ்நிலை உங்களை அறியாமலே நீங்கள் ஏற்படும் சரிங்களா உங்கள் மனமாறு அதில் லயித்து கொண்டிருக்கும் இதுதாங்க குருவும் சனி பயிற்சிக்குமான பலன்கள் சரிங்களா இது அனைத்துமே உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்தே மாறுபடும் சரிங்களா சுயஜாதகத்தை பொறுத்து நல்லது கெட்டது இரண்டுமே கலந்து நடக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்